வணக்கம் இப்போ நாம் குரூடாயில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் எயிட்டீன் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் கீழே வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு மார்க்கெட் டவுன் சைடில் திரும்பிடுச்சு ஸோ டவுன் சைட் பிரேக் அவுட்லாம் வந்து நடந்திருக்கு அதனால் இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கனால கேண்டிலே பாருங்கள் நமக்கு ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு இவ்வளோ நேரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் இருந்துச்சு ஸோ பையிங் ட்ரெண்ட் இருந்தனால நமக்கு கேண்டில்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்குது ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னே நமக்கு கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலராக சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இதன் மூலிமா நம்ம ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே நமக்கு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அதிலே சஜஷன் வந்திருக்கு sell at four nine ninety eight அப்படின்னு வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ஃபோர் நைன் நைன்ட்டி எயிட்டில் இந்த க்ரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணிடலாம் இப்போ ப்ரீவியஸ் காலான பை கால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி ஜென்ரேட் ஆகி ஒரு ஒன் ஹவர் மேலே ஆகுது ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்புறமா ஃபோர் ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா buy at four nine eighty டூன்னு வந்தது ஃபோர் நைன் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு அடுத்து செகண்ட் டார்கெட்டையும் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு பட் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ண முடியல அப்படின்றனால குரூட் ஆயில் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் கீழே வந்து வருது கீழே வந்தோடனே நமக்கு பாருங்கள் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது நாம் இப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் எப்படி தான் ஒவ்வொரு நாளும் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிஸ்டிக் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கும் பையிங் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் அதே ட்ரெண்ட் வந்து செல்லிங்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே இப்போ நம்ம பார்த்த மாதிரி ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் அந்த கலர் தான் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ ஜஸ்ட்டு நம்ம அந்த சார்ட் வாட்ச் பண்ணாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதிலே நமக்கு கால்ஸும் வேறு கிடைக்கும் அதாவது என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட்டான கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் வித்தின் அ செகண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருந்துருக்கு sell at four nine ninety எயிட்னு நமக்கு கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போகுது கீழே நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா four nine eighty five point fifty second target பார்த்தீங்கன்னா four nine seventy three point zero one stop loss பார்த்தீங்க அப்படின்னா five thousand ten so everyday பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்குது ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நைன் நைன்டி எயிட்டில் நமக்கு செல் கால் வந்துட்டு குரூடாயில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு நம்ம மெயினாக ஈவினிங் மார்க்கெட் வந்து இதில் பார்க்குறோம் ஸோ அந்த ஈவினிங் மார்க்கெட் பார்க்குறதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டயத்தில் மட்டும்தான் நமக்கு கமாடிட்டி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் ஆல்ரெடி நமக்கு ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்க அப்படின்னா யூகே மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போயிட்டுருக்கு அவங்களுடைய வால்யூம் ஆல்ரெடி இருக்குது நம்மளுடைய கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகிருக்கனால ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும்போது நம்ம அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இப்போ நம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி போல் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதனால தான் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட்டுக்கும் ஈவினிங் மார்க்கெட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே அதால் பத்து பாயிண்ட் கூட மூவ் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து ஈவினிங் டைமிங்கில் ஈஸியாகவே வந்து கொடுக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரலாகவே ஈவினிங்கில் நல்லாயிருக்குன்றனால தான் உங்களுக்கு டேரெக்டாக ஈவினிங் மார்க்கெட்டில் இந்த ஹெவியாக மூவ் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சார்ட்டில் எப்படி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது அந்த ஜெனரேட் ஆகிற கால் என்ன மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ஷோ பண்ணலாம் தான் வந்து டேரெக்டாக ஒரு ஃபைவ் தேர்ட்டியை வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இது ரிலேட்டடாக ஆக்சுவலி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கமாடிட்டின்னு இல்லை ஈவன் பேங்க் நிஃப்டிஸ் நிஃப்டிஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சி கமாடிட்டி டேடர் அதில் ஃபுல்லாக வீடியோஸ் வந்து நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபோர் நைன் நைன்டி எயிட்டில் செல்லுன்னு வந்துட்டு ட்ரேடிங் வந்து போகுது வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு லெவன் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபோர் நைன் எயிட்டி ஃபோரில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு ஆக்சுவலி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி சிக்ஸ்த்து மினிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்துருச்சு பட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ஒனுக்கு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டை அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுவோம் இதில் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செல்லிங் ட்ரெண்ட் இருக்குன்னா அடுத்து பையிங் ட்ரெண்ட் எப்போ வருதோ அப்போ தான் நெக்ஸ்ட்டு காலே உங்களுக்கு வரும் அடுத்து இப்போ பையிங் ட்ரெண்ட் இருக்குன்னா நெக்ஸ்ட் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் வரும்போது தான் கால் வரும் ஸோ நீங்கள் அடுத்த காலுக்கு ரெடியாகவே இருக்கலாம் பை ட்ரெண்ட் வர்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பை ட்ரெண்ட் வரையில் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்ஸும் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எவ்ரிடே இந்த சார்ட்டில் ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் வர்ற கால்ஸை வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ